Hello, I am Jay Bharati. I am working as a lecturer in Central Polytechnic College, Chennai. In this video, I am going to narrate how to create a simple website in WordPress.com in Tamil. I have uh, used TechSmith Camtasia 9 for creating this video. Actually, a simple website WordPress.com, WordPress, எப்படி நம்ம create பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நான் ஆக்சுவலி இந்த பேஜ் உனக்கு உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த அட்ரஸ் பாரில் வேர்ட் ப்ரெஸ் டாட் காம்னு அடிக்கணும் so will get this page இங்கே கெட் ஸ்டார்டட்னு இருக்கும் we have to click this then will get this page so இப்போ ஹியர் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபில்லப் பண்ணணும் இதில் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம நேமோட சைட் இருக்கும் அது எதை பற்றி சொல்ல போகுது அப்படிங்கிறத பற்றி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது என்ன பர்பஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அந்த வெப்சைட்டு அப்படிங்கிறத இதை நம்ம டிக் பண்ணிக்கணும் தென் பார்த்தீங்கன்னா இதில் we are in the beginner stage so we have to click one then continue click பண்ணணும் கண்டினியூ கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வெப்சைட் நேம் என்ன அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத இதில் சைட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கணும் இப்போ இது அவைலபிளாக இருந்ததுன்னா நமக்கு இந்த சைட் வந்து நமக்கு காமிக்கும் ஸோ இப்போ நம்ம ஹியர் செலக்ட்டுங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கணும் இது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்ச ஒரு வெப்சைட் பேஜ் இந்த பேஜுக்கு போகிறதுக்கு அகைன் வந்து நம்ம அட்ரஸ் அட்ரஸ் பாரில் வேர்ட் ப்ரெஸ் டாட் காம் அடித்தோன்னா அதில் போய் உள்ளே நம்ம லாகின் கொடுக்கணும் இந்த லாகின் ஐடி யூசர் நேம் எல்லாம் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கணும் இப்போ இதில் போய் நம்ம மை சைட்டை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி என்னோடய சைட்டை வந்து நான் என்ன க்ரியேட் பண்ணணும் முன்னாடி அந்த சைட்டை வந்து வியூ பண்ணிக்கலாம் இதில் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ இங்கே சைட் பேஜஸ் பிளாக் போஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம இங்கே ஆடுன்னு சைடில் இருக்கும் இதை கிளிக் பண்ணோன்னா இதில் ஃபஸ்ட் நம்ம சைட் பேஜஸ் க்ரியேட் பண்ணோம் அதில் அதே மாதிரி பிளாக் போஸ்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த சைட் பேஜஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்ப்போம் இந்த இதில் இப்போ சைடில் இதில் ஆடுன்னு இருக்கும் இந்த ஆடை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும் இதில் ஆக்சுவலி வந்து இது இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ண ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ட பேஜஸ் இதில் இப்போ இதில் சைட் பேஜில் நம்ம ஆட் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வந்து கிடைக்கும் இதில் டைட்டில் இருக்கும் இந்த டைட்டிலில் நம்ம என்ன பேஜோட டைட்டில் என்ன போஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த பேஜோட டைட்டிலில் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஏரியாவில் இந்த ஆடை கிளிக் பண்ணோன்னா நம்ம என்ன பிக்சர் வேணுமோ அல்லது இமேஜ் வேணுமோ அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் ஹெச்டிஎம்எல்ல கூட நம்ம என்ன கண்டென்ட் வேணுமோ அதை கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம் இதில் இதில் இந்த மாதிரி ஹோம் பேஜ் டைப் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது பிக்சர் ஏதாவது போட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அதில் இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் பேஜஸை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கணும் அதில் போஸ்ட் பண்ணிக்கணும் அதில் இதே மாதிரி பிளாக் போஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அதில் இப்போ இதில் வந்து நம்ம இந்த பாட்டமில் வந்து தீம்ஸ் இருக்கும் இதில் கஸ்டமைஸ் இருக்கும் இந்த கஸ்டமைஸ் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி இதில் அதில் என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா site identity colours and background fonts என்ன ஹெட்டர் இமேஜு மெனூஸ் என்ன இருக்குது இதில் content option gets and home page settings இதெல்லாம் இருக்கும் இதில் இப்போ ஃபஸ்ட்டு இதில் சைட் ஐடென்டிட்டியில் பார்ப்போம் நம்ம இப்போ இதில் நமக்கு என்ன நேம் வேணுமோ நம்ம already we are give we are given the site title so அது இருக்கும் டேக்லைனில் என்ன கொடுத்தோமோ uh, இது வந்து ஆக்சுவலி அதில் என்ன கண்டென்ட் பற்றி சொல்ல போகிறோமோ அதை அந்த நேம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் இங்கே லோகோ வேணும்னு நம்ம செட் பண்ணிக்கலாம் இதில் இதுக்கு வந்து நம்ம இமேஜை நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கணும் இதில் இந்த இந்த லோகோ வேணாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் என்ன ஒர்க் இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலும் அதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம சைட்டில் வந்து இதை நம்ம வியூ பண்ண முடியும் இதில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்டு ஸோ இப்போ இதில் நம்ம பேக்ரவுண்ட் பிக்சர் என்ன வேணுமோ அதை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணுமோ அதையும் நம்ம அதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹெட்டிங்க்கு என்ன ஃபாண்ட் வேணும் பேஸ் லைன் அந்த பேஸ் ஃபாண்ட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஹெட்டர் இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜில் என்ன இந்த பேஜில் ஹெட்டர் இமேஜ் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஏதாவது ஆட் நியூ பேஜஸ் நம்ம ஏதாவது இமேஜஸ் வேணும்னா இதில் வந்து நம்ம இந்த new image add new image கொடுத்து இந்த பிக்சரை வந்து இமேஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெனூஸ் இதில் மெனூஸில் ஆல்ரெடி இதில் ப்ரைமரிங்கிற அந்த பேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும் இது என்பிட்டல்ங்கிறது நான் க்ரியேட் பண்ண அதில் பேஜ் அடிஷ்னல் பேஜ் இதே மாதிரி நம்ம நியூ மெனுஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் அதில் இப்போ நம்ம இதில் ப்ரைமரியில் நான் என்னென்ன மெனு அதில் என்னென்ன மெனுஸ் வந்து என்னென்ன பேஜஸ் வந்து வச்சுருக்குறேன் அப்படிங்கிறது இதில் நாலு இதெல்லாம் க்ரியேட் பண்ண பேஜஸ் போஸ்ட் பண்ண பேஜஸ் இதில் இப்போ இதில் வந்து விட்கெட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சைட்டில் வந்து இப்போ நம்ம நம்ம பேஜோட ஹோம் பேஜோட சைடில் வேணும்னா நம்ம சைட் பாரை சூஸ் பண்ணிக்கலாம் பாட்டமில் வேணும்னா நம்ம ஃபூட்டர் விட்கெட்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கேலண்டரு காண்டாக்ட் இன்ஃபோ என்ன மேப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சைட் பார்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நான் அந்த சைட் பாரில் கேலண்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் வேர்ட் ப்ளஸ் டாட் காமில் கேலண்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன் நியூவாக விட்கட்ஸ் வேணும்னா கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் இதே மாதிரி நம்ம ஃபூட்டர்லேயும் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபூட்டரில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாட்டமில் வந்து கிடைக்கும் இதே மாதிரி நம்ம மெனூஸில் போய் எல்லா ஐட்டம்ஸையும் என்ன பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் வெப்சைட்டு க்ரியே எப்படி க்ரியேட் uh, பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்கிறேன் தேங்க்யூ